ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வகுப்புல கணங்களின் வகைகளை பத்தி பார்க்கலாம் போன பதிவுல வெற்று கணம் ஓருப்பு கணம் சமகணம் சமான கணம் அனைத்து கணத்தை பத்தி பார்த்தோம் மீதி இருக்கிற வகைகளை பார்க்கலாம் வாங்க உட்கணம் உள்ள இருக்கிற கணத்தை உட்கணம் அப்படின்னு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இது பிங்கிற கணம் கணத்தை வட்டத்துக்குள்ள குடிக்கலாம் ஏங்கிற கணம் ஏங்கிற வட்டம் பிங்கிற வட்டத்துக்கு உள்ளே இருக்குது ஸோ ஏ என்பது பியின் உட்கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியில் ஒரு உறுப்பு எனில் ஏ என்பது பியின் உட்கணம்னு நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு ஏழு ஜீரோ கமா ஒன்றுன்னு ரெண்டு உறுப்புகள் இருக்குது இந்த ரெண்டு உறுப்புகளுமே பிங்கிற கணத்துக்கு உள்ளே இருக்கிறதுனால இதுக்கு பேர் உட்கணம் ஏ என்பது பியின் உட்கணம் உட்கணம்ங்கிற சிம்பல் இப்படி தான் யூவை எழுதி கீழே ஒரு கூடு போடணும் இதுக்கு பேர் ஏ என்பது பியின் உட்கணம் சப்போஸ் உட்கணமாக இல்லை அப்படின்னா அந்த சிம்பிளை எழுதி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் ஒன்பதில் சிந்தனை களம்ங்கிற பகுதியில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க டபிள்யூ என்பது எண்ணின் உட்கணமா இசட்டின் உட்கணமா ஃபஸ்ட்டு டபிள்யூ என் இசட்னா என்ன என்னா இயலென்கள் டபிள்யூ முழு எண்கள் இசட் முழுக்கள் உங்களுக்கு இயலெண்கள் தெரியும் ஒன்று ரெண்டு மூணு முழு எண்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு முழுக்கள் தெரியும் இப்போது எண்ணுங்கிற வட்டம் டபிள்யூக்கு உள்ளே இருக்குது அப்போ எது உட்கணம் என் வந்து டபிள்யூவோட உட்கணம் ஆனால் டபிள்யூ வந்து வெளியே இருக்கிறதுனால உட்கணம் அல்ல உதாரணத்துக்கு என்ன ஒன்று ரெண்டு மூணு நம்பர் இருக்குது ஸோ இங்கே வந்து ஒன்று ரெண்டு ஆரம்பிக்குது என்னங்கிறது டபிள்யூவோட உட்கணம் இங்கே இருக்கிற ஜீரோ எண்ணில் இல்லை அதனால் டபிள்யூ வந்து எண்ணின் உட்கணம் அல்ல அடுத்தது முழுக்கள் இப்போது இசட்டுங்கிற வட்டத்துக்கு உள்ளே தான் டபிள்யூ இருக்குது அப்போ டபிள்யூங்கிறது எதோட உட்கணம் இசட்டோட உட்கணம் உதாரணத்துக்கு ஜீரோ ஒன்று ரெண்டு எக்ஸட்ரா இருக்குது இந்த உறுப்புகள் அப்படியே இங்கே இருக்கிறதுனால டபிள்யூங்கிறது இசட்டோட உட்கணம் உட்கணத்தில் ரெண்டு வகைகள் இருக்குது தகு உட்கணம் தகா உட்கணம் ரெண்டு கணங்கள் நம்ம எடுத்துட்டோன்னா ஏ என்பது பியின் உட்கணமாக இருக்கணும் அடுத்து A not equal to B A not equal to பினா சமகணங்கள் அல்ல சமகணம்னா என்னன்னு போன பதிவில் நம்ம படிச்சிருக்கிறோம் ரெண்டுலேயும் உறுப்புகள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது சமகணங்கள் அப்போ ஏ என்பது பியின் உட்கணமாக இருக்கணும் கணத்தில் ரெண்டு நாலு ஆறுன்னு இருக்கு இந்த ரெண்டு நாலு ஆறு இங்கே இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஏ என்பது பியின் உட்கணம் ஆயிடுச்சு அடுத்தது ரெண்டும் சமமாக இருக்கா இல்லை A not equal to B எனவே ஏ என்பது இன் தகு உட்கணம் உட்கணம்ங்கிற சிம்பிள் எழுதும்போது இப்படி யூ எழுதி கீழே கோடு போட்டோம் அந்த கோடை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் தகு உட்கணம் ஏ என்பது இன் தகு உட்கணம் தகா உட்கணம் எப்படி இருக்கும்னா சமகணங்களாக இருக்கும் ரெண்டுலேயும் உறுப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா தகா உட்கணம் வெட்டா கணங்கள் நம்ம ரெண்டு கணங்கள் எடுத்துக்கிறோம் ரெண்டு கணங்களுக்கும் பொது உறுப்பு இல்லை ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி உறுப்பு இல்லை அப்படின்னா அந்த கணங்களுக்கு பேர் வெட்டார் கணங்கள் வெண்படத்தில் கணங்களை நம்ம குறிக்கலாம் இப்போ ஏங்கிற கணம் பிங்கிற கணம் ரெண்டு வட்டமும் எப்படி இருக்குது ஒன்றை ஒன்று வெட்டாமல் ஒன்றை ஒன்று வெட்டாமல் தள்ளி இருக்குது ஸோ இதுக்கு பேர் வெட்டா கணங்கள் உதாரணத்துக்கு ஏல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பியில் ஜீரோ ஆறு ஏழு எட்டு ரெண்டுலேயும் ஒரே மாதிரி உறுப்பு எதுவுமே இல்லை அதனால் அந்த கணம் வெற்று கணம் இப்போ இந்த ஒரே மாதிரி உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வெட்டு இது அடுத்த பயிற்சியில் தான் உங்களுக்கு இருக்குது ஏ வெட்டு பி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ பொது உறுப்பு இல்லை அப்படிங்கிறதுனால வெற்று கணம் ஏ வெட்டு பி வெற்று கணமாக இருந்தால் அந்த கணங்களுக்கு பேர் வெட்டா கணம் வெட்டும் கணங்கள் ரெண்டு கணங்களுக்கு இடைய குறைஞ்சது ஒரு உறுப்பாவது பொது உறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கணங்களுக்கு பேர் வெட்டும் கணங்கள் இப்போ பொது உறுப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு உறுப்பாவது இருக்குது அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக கணமா இருக்காது இப்போ ஏங்கிற கணம் பிங்கிற கணம் ரெண்டு வட்டமும் பாருங்கள் போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெண்டும் ஒரு ரெண்டு புள்ளியில் வெட்டிக்குது இதுதான் அதோட பொதுவான பகுதி அதனால் இதுக்கு பேர் வெட்டும் கணங்கள் எடுத்துக்காட்டு ஏல வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பியில் ரெண்டு நாலு ஆறு எட்டு ரெண்டுலேயும் பொது உறுப்பு இருக்குது ரெண்டு நாலு அப்போ ஏ விட்டு பி என்ன வரும் ரெண்டு நாலு வெற்று கணம் அல்ல எனவே ஏ கமா பி வெட்டும் கணங்கள் அடுக்கு கணம் ஏங்கிற கணத்தோட அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணத்தை தான் நம்ம அடுக்கு கணம்னு சொல்கிறோம் அடுக்கு கணத்தை ஆங்கிலத்தில் பவர் செட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் எப்படி எழுதலான்னா பி ஆஃப் ஏ நல்லா பாருங்கள் ஏங்கிற கணத்தோட அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் இப்போ ஏல வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு உறுப்புகள் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஏங்கிற கணத்தில் ஒன்று ரெண்டு மூணு மூணு உறுப்புகள் இருக்குது இதோட உட்கணங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே வெற்று கணத்தை நம்ம ஒரு உட்கணமாக எழுதணும் அதுக்கப்புறம் தான் இதில் இருக்கிற உறுப்புகளை நம்ம பட்டியலிடணும் வெற்றுக்கணம் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு உறுப்பாக சேர்த்தலாம் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு மூணு மூணு உறுப்புகளையும் சேர்த்து எழுதிடலாம் ஒன்று ரெண்டு மூணு இது வந்து உட்கணங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது உட்க தகு உட்கணம் இந்த கடைசியாக வர உட்பை தான் நம்ம தகா உட்கணம்னு சொல்கிறோம் இப்போ அடுக்கு கணத்துக்கும் உட்கணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அடுக்கு கணத்தை நம்ம பி ஆஃப் ஏன்னு எழுதணும் பி ஆஃப் ஏ சமம்னு போட்டு ஒரு கன அடைப்பு குறியீட்டுக்குள்ளே இங்கே இருக்கிற உட்கணங்கள் எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம்னா அதுக்கு பேர் தான் அடுக்கு கணம் ஏயின் உட்கணங்கள் அனைத்தையும் எழுதி ஒரு கன அடைப்பு குறியீடு நம்ம போடணும் இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆதி எண்ணு போன பதிவில் நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ அடுக்கு கணத்தில் இருக்கிற உறுப்புகள் என் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ரெண்டின் அடுக்கு எம் இந்த எம் அப்படிங்கிறது என் ஆஃப் ஏ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் ஏ அடுத்தது தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கும் போது ரெண்டின் அடுக்கு இருந்து ஒன்றை நம்ம மைனஸ் பண்ணிட்டா போதும் உதாரணத்துக்கு ஏல ஏபிசிடி அப்படின்னு நான்கு உறுப்புகள் இருக்குது இப்போ இதில் உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு formula N of P of A ரெண்டின் அடுக்கு எம் இந்த எம்முங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை ரெண்டின் அடுக்கு நாலு இருந்தாங்க எட்டுன்னு போட்டுறாதீங்க ரெண்டை நாலு தடவை பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு தகு உட்கணங்கள் எண்ணிக்கையை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பதினாறுலேருந்து ஒன்றை கழிச்சு பதினைந்து பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு ஃபிஃப்த்து சம் வெட்டும் கணங்களா வெட்டா கணங்களா கணங்களில் என்னென்ன உறுப்புகள் வரும்னு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆன்சர் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஒரு பகா எண் எக்ஸ் கிரேட்டர் தென் ரெண்டு ரெண்டை விட பெரிய பகா எண்கள் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இது வந்து எக்ஸ் எக்ஸ் ஊர் இரட்டைப்படை பகா எண் இப்போ ரெண்டு வெட்டும் கணங்களா வெட்டா கணங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதே மாதிரி தான் தேர்டு சம் இருபத்தி நாலின் காரணி இருபத்தி நாலு எந்தெந்த நம்பரால் வகுபடுமோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் மூன்றின் மடங்கு ஆனால் முப்பதை விட குறைவாக இருக்கணும் மூணாம் வாய்ப்பாடு ஒன்பத்தி மூணு இருபத்தேழு வரைக்கும் சொல்லுங்கள் ரெண்டுலேயும் பொதுருப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வெட்டும் கணங்களா வெட்டாங்கணங்களான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஆறாவது சம் எஸ்ல வந்து ஐந்து உறுப்புகள் இருக்கு எஸ்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக நான்கு சமபக்கங்கள் உடைய வடிவம் எது எதுக்கு நான்கு சமபக்கம் இருக்கு சதுரம் சாய் சதுரம் அடுத்து ஆரங்களை உடைய வடிவம் ஆரம்னாலே நம்மளுக்கு என்னதான் ஞாபகத்துக்கு வரணும் வட்டம் அடுத்தது உட்கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி முக்கோணத்துக்கு மட்டும்தான் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் ஸோ முக்கோணம் ஐந்து பக்கங்களுடைய வடிவம் இதில் எதுலேயுமே ஐந்து பக்கங்கள் இல்லை அதனால் வெற்றுக்கணம் ஏழாவது சம் ஏல ரெண்டு உறுப்புகள் தான் இருக்குது அது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் ஏங்கிற கணத்தில் ஏங்கிறது ஒரு உறுப்பு ஏகமா பி அப்படிங்கிறது ஒரு உறுப்பு ரெண்டு உறுப்புகள் தான் இருக்குது இங்கே கேள்வி வந்து ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு உட்கணம் எழுதும்போது என்ன கணம் எழுதணும் வெற்று கணம் எழுதணும் அடுத்தது வெற்று கணம் ஏ ஏகமா பி இது ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும் ஏ ஏகமா பி தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ரெண்டு உறுப்பு தான் இருக்குது ஏ ஏகமா பி அடுக்கு கணத்தை காண்க ஃபஸ்ட்டு ரெண்டு சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேர்ட் சம் போடலாம் டி சமம் பிக்யூ ஆர் எஸ் இப்போ டியில் வந்து என்னென்ன உறுப்புகள் இருக்குது பி கியூ ஆர் எஸ் இந்த நான்கு உறுப்புகள் இருக்குது நம்ம இதுக்கு அடுக்கு கணம் எழுதணும் எப்போவுமே ஃபஸ்ட்டு அடுக்கு கணம் எழுதும்போது வெற்று கணத்தை முதல்ல நம்ம ஒரு உறுப்பாக எழுதிடணும் அதுக்கப்புறம் இருக்கிற உறுப்புகளை தனித்தனியாக எழுதணும் அடுக்கு கணத்தை நம்ம எப்படி குறிக்கலாம் P of T P of T சமம் ஃபஸ்ட்டு வெற்று கணம் பி கியூ ஆர் எஸ் அடுத்து ரெண்டு உறுப்புகளாக நம்ம சேர்த்திக்கலாம் PQ PR PS QR QS அடுத்து ஆர்எஸ் மூணு மூணாக சேர்த்தலாம் பிக்யூ ரெண்டு உறுப்புகள் எடுத்துகிட்டு பிக்யூஆர் பிக்யூஎஸ் அடுத்து Q விட்டுட்டு பிஆர்எஸ் கியூஆர்எஸ் அடுத்து இந்த நான்கு உறுப்புகளையும் நம்ம சேர்த்து எழுதலாம் PQRS அடுக்கு கணத்துக்கும் உட்கணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அடுக்கு கணம் எழுதும் போது ஒரு அடைப்பு குறியீட்டுக்குள்ள எல்லா உட்கணங்களையும் எழுதுறதுக்கு பேர் தான் அடுக்கு கணம் அடுக்கு கணத்தை பி ஆஃப் டி இப்போ ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா வெற்று கணம் உறுப்புகளே இல்லை அப்போ உறுப்புகளே இல்லைன்னா அடுக்கு கணம் எப்படி எழுதலாம் ஆஃப் இ e, அடுக்கு கணம் சமம்னு போட்டு கன அடைப்பு குறியீட்டுக்குள்ள அந்த வெற்று கணத்துக்குரிய சிம்பலை நம்ம எழுதிடணும் உட்கணங்கள் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை காண்க ஃபர்ஸ்ட் சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் second sum X belongs to N ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஒவ்வொரு எண்ணையோட வர்க்கம் நம்ம எழுதணும் ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மும்மூணு ஒம்பது நானாங் பதினாறு ஐஎன்ஜ் இருபத்தஞ்சு ஆர்ஆர் முப்பத்தி ஆறு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது எட்டெட்டு அறுபத்தி நாலு ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்று பை பை நூறு நூறை விட குறைவு நூறும் இருக்கணும் இப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது பத்து உறுப்புகள் இருக்குது உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரெண்டின் அடுக்கு எம் மறுபடியும் சொல்கிறேன் எம் அப்படிங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை எம்ங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை இப்போ ரெண்டின் அடுக்கு எம் பத்து ஈர்பத் இருபதுன்னு எழுதிட வேண்டாம் ரெண்டை பத்து தடவை போட்டு பெருக்கணும் ஆயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிக்கிறதுக்கு விடையிலிருந்து ஒன்று நீங்கள் மைனஸ் பண்ணிடணும் டென்த் சம் ஃபஸ்ட் சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க second sum N of A சம் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க நம்ம N of P of A கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்ன ரெண்டின் அடுக்கு M M is nothing but N of A ரெண்டின் அடுக்கு ஜீரோ எந்த நம்பராக இருந்தாலும் சரி அடுக்கு ஜீரோன்னு வந்தால் அதோட விடை ஒன்று third sum N of P of A சமம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்போது ரெண்டின் அடுக்கு எம் சமம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இங்கே அடிமானம் ரெண்டு ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறை காரணிப்படுத்தணும்னா எத்தனை தடவை வருது ரெண்டின் அடுக்கு எட்டு அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை நம்ம சமப்படுத்திடலாம் எம் சமம் எட்டு எம் அப்படிங்கிறது தான் உறுப்புகளின் எண்ணிக்கை என் ஆஃப் ஏ சமம் எட்டு பாடக்கெடுத்துக்கள் முதலாம் மனதில் பதிய வச்சு பயிற்சி கணக்குகளை செய்து பாருங்கள்